Thank <laughs> you பரன் கை வண்ணம் விந்தை உலகும் விண்ணின் நீலவும் தந்தை இறைவன் தரணிக்கு தந்திட்ட பரிசன்றோ பாடிடும் பறவைகள் பாய்ந்திடும் அருவிகள் பனிமலை தோடரில் பசுமையின் கோலம் இயற்கையின் அழகில் இதயங்கள் மகிழும் இறைவா என் மனம் உம் புகழ் தினம் பாடும் வாழும் புவியும் வாழும் யாவும் வான்பரன் கைவண்ணம் விந்தை உலகும் விண்ணின் நிலவும் தந்தை இறைவன் தரணிக்கு தந்தில் परिसन இரவும் பகலும் நிதமும் மாறும் நிலவும் சுடரும் உல வந்து போகும் இயற்கையின் நியதி சகலமும் இயங்கும் இறைவா உந்தனின் கருணையை நான் கண்டேன் வானும் புவியும் வாழும் யாவும் வான்பரல் கை வண்ணம் விந்தை உலகும் விண்ணின் நிலவும் தந்தை இறைவன் தரணிக்கு தந்திட்ட பரிசன்றோ